வணக்கம் நண்பர்களே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்ம டஸ்மை ஸ்ரீ ஓம் குருவே நமக்கு இன்று நான் பார்க்க போகிற வந்து ஏன் தோப்பு காரணம் போடணும் சரிங்களா தோப்பு காரணம் போடணும் பிள்ளையாக இருக்குது ஒவ்வொருக்குமே ஒவ்வொரு காரணம் உண்டு இதன் காரணம் என்ன இதனால் என்ன பயன் அப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்ப்போம் இது என்ன யோகா முறை நீங்கள் வந்து வலது காலை பிடிச்சிட்டு இடது காலை பிடிச்சிட்டு வந்து உட்காந்து உட்காந்து எழுதிருக்கிறீங்க இதில் என்ன யோகா முறை இருக்குது நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு அதை பண்ணுறதுனால வந்துட்டு முழுமையான பயன் வந்துடுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை முதல்ல அதை ஏன் செய்யணும் அதாவது நம்ம உடம்புல இடகலை நாடி பிங்கலை நாடின்னு ஒன்று இருக்குது எழுபத்தி இரண்டாயிரம் நாடிகள் இருக்குது சரிங்களா இந்த எழுபத்தி இரண்டாயிரம் நாடிகளும் எப்பயுமே வந்து உங்கள் உடம்புல வந்து செயல்பட்டு கொண்டே இருக்கா அப்படின்னா இல்லை அது நீங்கள் எப்போல்லாம் பிராணயாமம் யோகா முறை செய்கிறீங்களோ அந்த ஒவ்வொரு இதுலேயுமே வந்து நியூரான்ஸ் அண்ட் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா அது அப்போ தான் வந்து ஃப்ளோ ஆகும் அப்படி ஃப்ளோ ஆகும் பொழுது தான் வந்து உங்கள் உடம்பில் வந்து காந்த அலைகள் காந்த சக்தி அதிகரிக்கும் அதுக்கு ஒரு தோப்புக்கரணமும் ஒரு யோக முறை தோப்புக்கரணம் மட்டுமே அனைத்துமே செய்யாதுங்க அதில் பல விஷயங்கள் இருக்குது பல விதமான யோக முறைகளும் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் உங்கள் உடம்பில் உள்ள அந்த காந்த அலைகளை அதிகப்படுத்தும் சரிங்களா இப்போ தோப்பு கரணத்தில் என்னங்க நம்ம உடம்புல வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இடகலை பிங்கலை நாடி நீங்கள் வலது காலை வலது காலை பிடிச்சிங்கன்னா அது பிங்கலை சரிங்களா அது வந்து உங்களை வந்து இடப்பக்க பெருவிரலில் இருக்கிற வந்து ஒரு நாடி துடிப்பின் வழியே வந்து ஒரு மூலாதாரத்தின் வழியாக மூலாதாரம் அப்புறம் வந்து இதயத்தில் ஒரு சக்கரா அப்புறம் வந்து நெற்றி பொட்டு அதில் வந்து ஆக்ரின்னே சொல்லுவோம் இந்த வழியாக வந்து நெற்றிக்கு வந்து ஒரு அதிர்வு ஏற்படுத்தும் சரிங்களா இடது இடகலை இடதுகளை பிடிச்சிங்கன்னா அது வலது பக்கம் பெருமுறையில் இருக்கு இல்லையா அதில் வந்து ஒரு ஆக்டிவேட் பண்ணி வந்து உங்கள் நெற்றி பொட்டு வழியாக வந்து நெற்றி பொட்டில் வந்து ஒரு வந்து அதிர்வு ஏற்படுத்தும் இது எல்லாமே வந்து எதன் வழியாக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலாதாரம் மூலாதாரத்தின் மூலாதாரத்துலேருந்து இதயம் வழியாக இதயத்தில் ஒரு சக்கரம் இருக்குது அரண் வழியாக மேலே போயிட்டு நிலை போகும் அப்படின்னா மூலாதாரத்தில் சுழுமுனைன்னு ஒரு நாடி இருக்குது அந்த சுழுமுனை நாடி தான் இது எல்லாமே ஆக்டிவேட் பண்ணிகிட்ருக்கு நீங்கள் எல்லாம் வந்து உட்காந்து உக்காந்து எழுந்திரிச்சிட்டு வந்து நெற்றியில் வந்து நெற்றி பக்கத்தில் சைடில் வந்துட்டு ரெண்டு பக்கம் கொட்டும் இல்லையா இப்படி கொட்டும் போது வந்து அந்த சுழுமுனை நாடியில் வந்து ஒரு அதிர்வு ஏற்பட்டு அது மூலாதாரத்திலிருந்து மேலே எலும்பி வந்து ஆக்ரி நிலை வர்றது இதுதான் வந்து குண்டலினி எழுப்புதல் குண்டலினியை எழுப்பலன் வந்து ஒரு முறை நீங்கள் செய்கிறனால வராது இதை வந்து நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும் இது ஒரு யோகா முறையாக செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வந்து குண்டலினி மேலே உங்கள் ஆக்ரணிக்கு போயிட்டு மூளைக்கு செல்லும் ஆக்ரணி எப்போ எப்போல்லாம் ஆக்டிவேட் ஆகிறோம் அப்போ வந்து மூளையில் ஒரு அதிர்வு ஏற்படும் சரிங்களா இதை வந்து ஜ ஜப்பானில் வந்து ஒரு மர ஜென் மரத்துறவிகள் இதை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வராங்க இது குண்டலினி எழுப்புறதுக்காக அவங்க இந்த யோக முறையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதற்கு தான் வந்து பிள்ளையாரை வணங்கினா வந்து அனைவருமா அறிவு கூர்மை அதிகமாக இருக்கும் படிப்பில் நல்லா வரலாம் அப்படின்னு சொல்வதற்கான காரணம் இதுதான் சரிங்களா அதுக்கு நீங்கள் தோப்புக்கணும் தொடர்ந்து நீங்கள் வந்து ஒரு யோக முறையாக செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா இதுக்கு ஒரு நல்ல பயன் இருக்குது சரிங்களா நன்றி ஓம் சிவோம்